Thank you. எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் டேனின்ட்டு நான் ஆக்சுவலி தமிழ் கற்றுருந்து பெங்களூரில் இருந்தேன் மூவிஸ் எல்லாம் பார்த்து தான் தமிழே கற்றுக்கினேன் ஸோ எனக்கு யாரோ இந்த மாதிரி லிங்க் அமிச்சாங்க இந்த மாதிரி தமிழில் பகவத் ஐயாது அப்போ பார்த்துட்டு சரி எனக்கு ஒரு ஒரு ஏதோ பாயிண்ட் ஐயா சொன்ன மாதிரி ஏதோ ஒரு பாயிண்ட் எனக்கு அது ஸ்ட்ரைக் ஆச்சு சம்திங் இஸ் தேர்ன்ட்டு அதே மாதிரி வரணுன்ட்டு ரொம்ப ஆர்வம் இருந்துச்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி இந்த டைம் ஒதுக்கி இங்கே வந்தேன் ஒரு வேளை நான் யூடியூப் பார்த்துருந்தேன் இந்த மாதிரி எனக்கு இது இந்த மாதிரி ஒரு நாலேஜ் கிடச்சிருக்குமான்ட்டு எனக்கு ஒரு டவுட் இருக்குது இது ஆக்சுவலி இது கம்ப்ளீட் ஒரு சைக்கிள் இது நீங்கள் பிட் பிட்டாக நம்ம யூடியூப் பார்க்குறதுக்கும் இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக போகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குன்ட்டு எனக்கு நான் பேசிகிட்டு இருந்தேன் எங்கள் ரூம்மேட் கூட ஸோ நான் ஆல்ரெடி இந்த யோகா அது இதெல்லாம் பயிற்சி எல்லாம் ஃபிஃப்டீன் இயர்ஸாக பண்ணிகிட்டு இருக்கேன் எங்கேயோ ஒரு கேப்பு அந்த கேப் வந்து இங்கே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி எனக்கு ஒரு அதான் இங்கே வந்து எனக்கு கிடைச்சிது பரவாயில்ல ட்ரை ட்ரை பண்ணி பண்ணி தான் தமிழ் கற்று இட்ஸ் ஓகே இல்லை தமிழ் கூட கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது அவ்வளோதான்